இடைப்படும்படி கத்த நமக்காய் பெரிய காரியங்களை செய்யும்படி கத்துடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே சஞ்சரிக்கும்படி கத்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசும்படி வெளிப்பாடுகளை தரும்படி உங்கள் எல்லாம் பதில் தரும்படி கொஞ்ச நேரம் உங்களை மறந்து உங்களை கவலை கண்ணீர் எல்லாம் நீங்க வெளியே வச்சிருந்தேன் அந்த உங்களை ஆராதிப்பது மாத்திரம்தான் எனக்கு நோக்கப்பா உண்மை ஆராதிப்பது என் வாஞ்சை ஆண்டவரே ஹalleluya நல்லவர் ஆண்டவரே நீங்க நல்லவர் ஆண்டவரே நீங்க பரிசுத்தர் ஆண்டவரே நீங்க நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் ரீலாமா துருபோ சந்துரு பிரிவியாங்கரமா வசனத்தினால் கத்தாவை அதிசயமாய் பிரமிக்கத்தக்க விதமாய் எங்களை உண்டாக்கினவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya கத்தரின் கண்மலையும் Liberdade தேவரே சானா பலவரவி குருதி ஆத்தரமா அப்படி சில காலத்தில் சீஷர்களை பார்த்தபோது ஓ உலகத்தை கலக்குகிறவர்கள் எங்கே வந்துவிட்டார்கள் என்று கத்தாவை புறஜாலிகள் வைத்தார்களே ஆண்டவர் அந்த கத்தாவை ஓ சாஷாலா ராத்தாராவா அந்த அந்த மகிமை இவருக்குள்ள காணப்படும் கதா உங்க வரையும் கடைசி வரையும் உங்க சாட்சிகளாய் வாழும்படி நாங்கள் உலகத்தை கலக்குகிறவர்களாய் ஆண்டவரே எஸ் பஞ்சி எரிய கட்ட திருவை நீ ஷவரவரவி திருவை உயர்த்தப்படுவீராக கத்தராவுக்கு நீர் உயர்த்தப்படுவீராக எல்லாருக்கும் மேலாய் கத்தர் உயர்த்தப்படுவீராக எல்லாருக்கும் மேலாய் கத்தர் மகிமைப்படுவீராக இதே கணம் இதே மகிமை see the Lord and He's so good. நல்லவர் ஆண்டவரே நான் அடிக்கடி உங்களை ருசித்து பார்க்கிறேன் ஆண்டவரே நல்லவர் என்பதை நான் அடிக்கடி நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கிறேன் எதை பேர் சொல்ல முடியுது காலை வேளையில நல்லவரா எவ்வளவோ நல்லவரா இருந்திருக்கிறார் நாம் அவரை விட்டு பின்வாங்கிற நிலைமை இருந்தாலும் அந்த உங்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் எத்தனை நல்ல தேவனாக இருந்திருக்கிறார் ஆண்டவர் வாழ்கிற விசுவாசத்தை எனக்கு உள்ளவை ஆண்டவரே பரிசுத்தவான்களை போலுமே ஆராதிக்கிற கிருபை எனக்கு தாங்கப்பா நீர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஓயாமலுமே துதிக்கும் துதிய வாயில் இருக்கும்படி ஆண்டவர் ஷாலா பரா பாக்கா பரா மந்துருவியா பரா பக்குருவி விரிவியா குருவியா kila mashanturu biribi yakurubu orienta rala manturu minamanturu பலபரவி குருவியா துருவி எல்லாமே நமக்கு நிறைவா இருக்கும் பொழுது நம்ம கத்திரத்தை எடுக்கிறாரு எல்லாமே நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கப்படும் பொழுது நம்ம கத்தரை தேடக்கூடாது சொல்ல நான் இல்லாமையிலே நான் குறைவுகளிலே இருக்கும் பொழுதும் உண்மை பாடுவேன் நான் நிறைவாய் இருக்கும் பொழுது உண்மை பாடுவேன் ஆண்டவரை சொல்ல முடியுமா என் கஷ்ட காலத்துல நான் உண்மை துதிப்பேன் ஆண்டவரை என்னுடைய நஷ்ட காலத்துல உண்மை அதிகமாய் துதிப்பேன் ஆண்டவரை சொல்லுங்க ஆண்டவரை கிடைச்சா நான் வேண்டினது விரும்பினது கிடைச்சா ஸ்தோத்திரப்பா கிடைக்கலன்னா டபுள் ஸ்தோத்திரம் ஆண்டவரை கிடைக்கலாம் ரெண்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரை உமக்கு அது நன்மை அது நன்மையாய் மாறும் அது நன்மையாய் மாறும் கிடைக்காதது நன்மைக்கு கத்த நல்லதை உங்களுக்கு தர போகிறார் தரமானதை தரப்போகிறார் அவக்கு தரிசி இப்படிதான் சொல்றான் ஆடுகள் இல்ல தொழுவத்துல ஆடுகள் இல்லாம போனாலும் மந்தையில மாடுகள் இல்லாமல் போனாலும் எனக்கு எதுவுமே இல்லாம போனாலும் என் தோட்டத்துல திராட்சை குலைகள் இல்லாம போனாலும் என்ன நடந்தாலும் என்ன நடக்காவிட்டாலும் எது கிடைச்சாலும் எது கிடைக்காவிட்டாலும் எது என்னை தேடி வந்தாலும் எது என்னை தேடி வராவிட்டாலும் நான் விரும்பினது கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா ஏதாச்சும் ஒன்று கிடைச்சிருச்சுன்னா அப்படியே காய் தட்டி கத்துற ஸ்தோத்தடித்து நம்ம நன்றி செலுத்துறோம் ஆனா கிடைக்காத சூழ்நிலையில ஜெபிக்க மறந்து மூலையில போய் முடங்கி ஆண்டவரே இல்லைன்னு சொல்ற அறிக்கை நம்ம விடுறோமே இன்னைக்கு மனம் திரும்ப போகிறோம் என்னைக்கு மனம் திரும்ப போகிறோம் ஆண்டவரே நிறைவில் உமை பாடுவேன் குறைவில் அதிகமாய் உமை பாடுவேன் என் தேவையில உமை நோக்கி கெஞ்சுவேன் தேவை கிடைக்கும் பொழுது அதிகமாய் உமை ஸ்தோத்தரிப்பேன் கிடைக்காவிட்டால் இன்னும் அதிகமாய் உமை நான் ஸ்தோத்தரிப்பேன் சொல்ல முடியுமா யா வெளிப்படணும் வேதத்துல காணப்படுகிற பரிசுத்தவான்களின் வாழ்க்கை போல் ஆண்டவரே நான் மற்றவர்கள் கண்ணாவை என்னை குறித்து ஆராய்ந்து அறியும்படி நான் முழுவதுமாய் உமை பற்றி கொண்டு வாழணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆண்டவரே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆண்டவரே எல்லாவற்றிலும் உண்மை ஸ்தோத்தரித்து வாழ நான் கற்றுக்கொள்ளணும் எத்தனை பேருக்கு ஆசை எத்தனை பேருக்கு ஆசை ஒண்ணு மட்டும் நிச்சயம் நம்ம எதை சம்பாதித்தாலும் நம்ம எதையுமே கொண்டு போக போறதில்லை நம்ம எதையுமே எடுத்துட்டு போக போறதில்லை நம்ம செய்கிற பலன் நம்ம செய்கிற காரியங்களின் பலன் மட்டும் தான் நம்மளோட கூட வரப்போகுது விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா நான் அதையை மட்டும் தான் நான் கொண்டு போக போறேன்ப்பா நான் அதையை மட்டும் தான் நான் எடுத்துட்டு போக போறேன் வார்த்தையின் பலன் எங்களுக்குள்ளே வருவதாக கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் நீ மகிமை அடையும் நீ போற்றப்படுவீராக கத்தர் ஒருவருக்கே சகல துதியும் கனமும் மகிமை நேர்மை மாட்சிமை எல்லா புகழும் உங்களுக்கு தாங்கா நாங்க ஒன்றுமல்ல ஆண்டவரை நாங்க ஒன்றுமல்ல ஆண்டவரை நாங்க ஒன்றுமல்ல அப்பிரயோஜன ஆண்டவரை ஒன்றுக்குமே உதவாத நாங்க எங்களை கொண்டு கத்தாவே உங்களுடைய துதியை விளங்கும்படி செய்கிறீரே அப்பா கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக ராஜாதி ராஜாவாய் உயர்த்தப்படுவீராக உமக்கே சகல துதி உமை தாழ பணிகிறோம் அப்பா உமை தாழ பணிகிறோம் ஆண்டவரே நீ மகிமை அடைவீராக தொடர்ந்து எங்களோடு பேசும் குற்றங்கள் குறைகளை உணர்த்தி காட்டி சுத்த பொண்ணாய் விளங்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே